லினக்ஸ் என்விரான்மென்ட் மற்றும் அதை மாற்றுவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் தரப்படும் உதாரணங்களை செய்ய லினக்ஸ் கணினி தேவை ஆதர்சமாக உபுண்டு உபுண்டுவை இயக்குவது அதன் சில அடிப்படை கமாண்ட்கள் கோப்பு அமைப்புகள் ஷெல் ஆகியவை தெரியும் என கொள்கிறேன் ஒருமுறை மீள்பார்வையிட வேண்டுமானால் இதே தளத்தில் உள்ள மற்ற டுடோரியல்களை பாருங்கள் இந்த டுடோரியலுக்கு Ubuntu 10.10 பயன்பட்டது லினக்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை மற்றபடி குறிப்பிட்டால் ஒழிய கமாண்ட்களில் எல்லாம் கீழ்நிலை எழுத்துக்களே லினக்ஸ் என்விரான்மென்ட் என்பது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உங்களுடன் உறவாடுவது கமாண்ட்களுக்கு கீழ்ப்படிவது உங்கள் செயல்களை புரிந்து கொள்வது ஆகியவற்றை நிர்ணயிக்கிறது ஷெல் அமைப்பை மாற்றுவதன் மூலம் தகுந்தபடி அமைத்துக்கொள்ளலாம் ஷெல்லின் நடத்தையை ஷெல் வேரியபிள்ஸ் நிர்ணயிக்கின்றன வேரியபிள்ஸ் இரண்டு வகைப்படும் environment variables local variables environment variables பயனரின் முழு environment லும் கிடைக்கும் ஷெல் ஸ்கிரிப்ட் இயக்குவது போன்ற சப் ஷெல்களிலும் இவை கிடைக்கும் லோக்கல் வேரியபிள்ஸ் பெயருக்கு ஏற்றாற்போல குறைந்த அளவில் கிடைக்கும் ஷெல் உருவாக்கிய சப் ஷெல்களுக்கு இவை கிடைக்கா இதில் என்விரான்மென்ட் வேரியபில்ஸ் பற்றி பேசுவோம் இவற்றின் மதிப்புகளை காண்பதை பார்க்கலாம் நடப்பு ஷெல்லில் உள்ள எல்லா வேரியபிள்களையும் காண டைப் செய்க செட் ஸ்பேஸ் செங்குத்துக்கோடு மோர் என்டர் செய்க நடப்பு ஷெல்லில் உள்ள எல்லா வேரியபிள்களையும் காணலாம் உதாரணத்துக்கு ஹோம் என்விரான்மென்ட் வேரியபிளை பாருங்கள் அதன் வேல்யுவையும் பாருங்கள் பட்டியலில் மேலும் காண என்டர் செய்க வெளியேற கியூவை ஐ அழுத்தவும் பல பக்க பட்டியலை வெளியிடும் வகையில் செட் கமாண்டின் அவுட்புட் மோர் என்பதற்கு பைப்லைன் செய்யப்பட்டது என்விரான்மென்ட் வேரியபில்களை மட்டும் காண கமாண்ட் என்வ் e டைப் செய்க என்வ் e ஸ்பேஸ் செங்குத்துக்கோடு மோர் என்டர் செய்க உதாரணத்துக்கு ஷெல் வேரியபில்களின் மதிப்பு ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பாஷ் என்பதை கவனிக்கவும் மீண்டும் வெளியேற க்யூ விசையை அழுத்தவும் இன்னும் முக்கியமான என்விரான்ட் வேரியபிள்களை காணலாம் மாதிரி இயக்கங்களுக்கு எல்லாம் பாஷ் ஷெல்லை பயன்படுத்துவோம் ஷெல்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளன ஒரு வேரியபிள் என்ன உண்மையில் வைத்துள்ளது என அறிய டாலர் குறியை முன்னே சேர்க்க வேண்டும் அத்துடன் எகோ கமாண்டை சேர்க்க வேண்டும் பார்க்கப்போகும் முதல் என்விரான்மென்ட் வேரியபிள் ஷெல் அது நடப்பு ஷெல்லின் பெயரை வைத்துள்ளது ஷெல் வேரியபிளின் வேல்யுவை காண எகோ ஸ்பேஸ் டாலர் மேல்நிலை எழுத்துக்களில் எஸ்ஹெச்இஎல்எல் என்டர் e செய்க ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பேஷ் இதுவே நாம் பயன்படுத்தும் ஷெல் ஆகும் அடுத்த வேரியபிள் ஹோம் சாதாரணமாக உள்நுழையும் போது யூசர் பெயரில் உள்ள ஒரு டிரக்டரியில் சேர்த்துவிடும் இது ஹோம் டிரக்டரி எனப்படும் அதுவே ஹோம் வேரியபிள் கிடைப்பது இதன் value காண எகோ ஸ்பேஸ் டாலர் மேல்நிலை எழுத்துக்களில் ஹெச்ஓஎம்இ என்டர் e. செய்க அடுத்த என்விரான்மென்ட் வேரியபிள் பத் இது செயலாக்க வேண்டிய கமாண்ட்களுக்காக ஷெல் தேட வேண்டிய டிரக்டரிகளின் நிச்சய பாதை இதன் வேல்யுவை காணலாம் மீண்டும் உள்ளிடுக எகோ ஸ்பேஸ் டாலர் மேல்நிலை எழுத்துக்களில் பிஏடிஹெச்PATH என் கணினியில் அவை இப்படி உள்ளன slash user slash local slash sbin colon slash user slash local slash bin colon slash user slash sbin colon slash user slash bin இது கணினிக்கு கணினி வேறுபடலாம் இது கோலன் ஆல் பிரிக்கப்பட்ட டிரக்டரிகளின் பட்டியல் இந்த வரிசையில்தான் ஷெல் செயலாக்க வேண்டிய கமாண்டை தேடும் வேண்டிய டிரக்டரியை இந்த பட்டியலில் சேர்க்கலாம் அப்போது அதுவும் தேடப்படும் அதற்கு டைப் செய்க மேல்நிலை எழுத்தில் PATH equal to டாலர் மீண்டும் மேல்நிலை எழுத்தில் PATH colon slash home slash பின்னர் ஹோம் டிரக்டரியின் பெயர் என்டர் செய்க இப்போது பத் வேல்யுவை எச்சோ செய்தால் நம் டைரக்டரி பாத் வேரியபிள்களில் சேர்க்கப்பட்டுள்ளதைக் காணலாம் இங்கு அந்த டைரக்டரி உள்ளதை பாருங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வேரியபிள் லாக்நேம் நடப்பில் செயலாக உள்ள யூசரை இது கொண்டுள்ளது இதன் வேல்யுவை காண எகோ ஸ்பேஸ் டாலர் மேல் நிலை எழுத்தில் லாக்நேம் டெர்மினலை நாம் திறக்கும் போது டாலர் குறியை பார்க்கிறோம் இதை ஒட்டித்தான் கமாண்ட்களை டைப் செய்கிறோம் இதுவே பிரைமரி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இதன் என்விரான்மென்ட் variableகளின் பிரதிநிதி பிஎஸ்1 இரண்டாம் ப்ராம்ப்ட் stringஉம் உள்ளது உள்ளிடும் கமாண்ட் மிக நீளமாக போய் அடுத்த வரிக்கு செல்ல நேரிட்டால் வல அம்புக்குறியை ப்ராம்ப்ட் இடத்தில் பார்க்கலாம் இது இரண்டாம் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இதன் என்விரான்மென்ட் variableகளின் பிரதிநிதி பிஎஸ்2 இரண்டாம் ப்ராம்ப்டின் மதிப்பை அறிய உள்ளிடுக echo space dollar P S two enter செய்க நம் முதல் ப்ராம்ப்ட் string ஐ அட் த ரேட் என்னும் குறியாக மாற்றி அமைத்துக்கொள்ளலாம் இதற்கு உள்ளிடுக மேலெழுத்தில் பிஎஸ்1 எக்குவல் டு மேற்கோள்களுக்குள் அட் த ரேட் என்டரை தட்டுவோம் இப்போது டாலர் குறிக்கு பதில் அட் த ரேட் குறியை காணலாம் இப்போது ப்ராம்ப்ட் ல் நமது பெயர் வரும்படி செய்யலாம் உள்ளிடுக ps1 equal to மேற்கோள்களுக்குள் டாலர் லாக்நேம் என்டரை தட்டுவோம் இப்போது ப்ராம்ப்டில் என் பெயர் இருக்கிறது மீண்டும் பழையபடியாக்க பிஎஸ்1 ஈக்வல் டு மேற்கோள்களுக்குள் டாலர் என்டரை தட்டுவோம் பல என்விரான்மென்ட் variableகளுக்கு நாம் வேல்யூகளை தந்துள்ளோம் ஆனால் மாறுதல்கள் எல்லாம் நடப்பு அமர்வுக்குத்தான் என்பதை நினைவு கொள்க உதாரணத்துக்கு ஒரு டிரக்டரியை path சேர்த்தோம் டெர்மினலை மூடிவிட்டு திறந்து அல்லது முற்றிலும் புதிய டெர்மினலை திறந்து பாத் variableகளின் வேல்யுவை எச்சோ செய்து பார்த்தால் அத்தனை மாறுதல்களும் போய்விட்டன என காணலாம் அந்த மாறுதல்களை நிரந்தரமாக்குவதே இன்னொரு அட்வான்ஸ்ட் டியூட்டோரியலுக்கான பொருளாகும் அடிக்கடி சமீபத்தில் இயக்கிய ஒரு கமாண்டை மீண்டும் இயக்குகிறோம் இதற்கு முழு கமாண்டையும் மீண்டும் உள்ளிட வேண்டுமா இல்லை பல தீர்வுகள் உள்ளன முதலில் மேல்நோக்கு அம்புக்குறியை அழுத்தினால் கடைசியாக உள்ளிட்ட கமாண்டை காணலாம் அழுத்திக்கொண்டே இருக்க முந்தைய கமாண்ட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் பின் செல்ல கீழ்நோக்கிய அம்புக்குறியை அழுத்தவும் ஆனால் இப்படி போவது கொஞ்சம் சலிப்பான விஷயம் இதை காட்டிலும் நல்ல தேர்வு ஹிஸ்டரி கமாண்ட் ஹிஸ்டரி என டைப் செய்து உள்ளிடுங்கள் முன்னே இட்ட கமாண்ட்களின் பட்டியல் தென்படும் பெரிய பட்டியல் வேண்டாம் கடைசி 10 கமாண்ட்கள் போதுமெனில் ஹிஸ்டரி ஸ்பேஸ் 10 என டைப் செய்து உள்ளிடுங்கள் இதில் ஒவ்வொரு முன் இட்ட கமாண்ட் க்கும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு கமாண்டை திரும்பவும் தட்டச்ச ஆச்சரியக்குறியை டைப் செய்து கமாண்டின் எண்ணை உள்ளிடுக உதாரணமாக என் பட்டியலில் ஆச்சரியக்குறி 442 என்பது எகோ ஸ்பேஸ் டாலர் பாத் கமாண்டை இயக்கும் கடைசி கமாண்டுக்கு வெறும் இரண்டு ஆச்சரிய குறியை உள்ளிட்டால் போதும் அடுத்து பார்க்கக்கூடியது டில்டே சப்ஸ்டிடியூஷன் இந்த டில்டே குறி ஹோம் டிரக்டரிக்கு சுருக்கு வழி உதாரணமாக ஹோம் டிரக்டரியில் டெஸ்ட்ட்ரீ என்று ஒரு டிரக்டரி இருப்பதாக கொள்வோம் இப்போது CD space tilde slash testtree என உள்ளிட்டு அங்கு சென்று விடலாம் நடப்பு வர்க்கிங் டிரக்டரிக்கும் கடைசியாக வேலை செய்த டிரக்டரிக்கும் சிடி டில்டே மைனஸ் அல்லது சிடி மைனஸ் கமாண்டால் முன்னும் பின்னும் செல்லலாம் உதாரணமாக இப்போது டெஸ்ட்ட்ரீ டிரக்டரியில் இருக்கிறோம் கடைசியாக நாம் இருந்தது home directory CD space minus என உள்ளிட்டு ஹோம் டிரக்டரிக்கு சென்று விட்டோம் அதையே மீண்டும் இயக்க டெஸ்ட்ட்ரீ டிரக்டரிக்கு சென்று விட்டோம் கடைசியாக பார்க்கப்போகும் கமாண்ட் அலையஸ் கமாண்ட் மீண்டும் மீண்டும் இயக்க வேண்டிய நீளமான கமாண்ட் இருப்பதாக கொள்வோம் இதற்கு ஒரு சிறிய மாற்று பெயரிட்டு கமாண்டை இயக்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் டைரக்டரி அடுக்கு மிக பெரியதாக இருந்து இசை டைரக்டரிக்கு செல்ல பாதை பெரியது எனில் அலைஸ் உருவாக்கலாம் உள்ளிடுக alias space CD music equal to இரட்டை மேற்கோள்களில் cd space slash home slash arc slash files slash entertainment slash music இப்போது இசை டைரக்டரிக்கு போக நினைக்கும் போதெல்லாம் சிடி Music என்று எழுதி உள்ளிட்டால் போதும் இப்போது மியூசிக் டிரக்டரியில் இருக்கிறோம் சிடி ஸ்பேஸ் மைனஸ் என உள்ளிட்டு முந்தைய நடப்பு டிரக்டரிக்கு போகலாம் இந்த அலையஸ் அமைப்பை நீக்க அன் அலையஸ் ஸ்பேஸ் சிடிம்யுசிக் என எழுதி உள்ளிடலாம் இப்போது மீண்டும் சிடிம்யுசிக் என டெர்மினலில் கமாண்ட் இட்டால் கமாண்டை காணவில்லை என பிழை செய்திதான் வரும் நடப்பு டிரக்டரியில் இரண்டு கோப்புகள் டெஸ்ட்1 டெஸ்ட்2 என இருப்பதாக கொள்ளலாம் ஆர்எம் டெஸ்ட்1 என உள்ளிட்டால் டெஸ்ட்1 டிரக்டரி மௌனமாக நீக்கப்படும் இத்துடன் ஹைபன் ஐ சேர்த்தால் நீக்கல் செயல் இன்டராக்டிவ் செயலாகிவிடும் ஒரு அலையஸை அமைக்கலாம் அலையஸ் equal to மேற்கோள்களில் rm space hyphen i rm ஐ இயக்கினால் உண்மையில் rm space hyphen i தான் இயங்கும் ஒன் மௌனமாக நீக்கப்பட்டாலும் test2 வை நீக்கும் முன் கணினி உறுதிப்படுத்திக் கொண்டது இதில் என்விரான்மென்ட் வேரியபில்ஸ் ஹிஸ்டரி அலையஸ் ஆகியன பார்த்தோம் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHOD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும் மொழியாக்கம் கடலூர் திவா நன்றி